வணக்கம் இப்போ நம்ம crude oil one minute chart பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜூன் டென்த் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி மேலே ஆகுது ஸோ இப்போ வந்து ஈவினிங் மார்க்கெட் நல்ல ஒரு டைமிங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு five one two three so five thousand hundred and twenty த்ரீல பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்திருக்கு அதனால தான் நமக்கு பைக்கால்ன்றனால கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து according to the chart five one three five வந்து எதிர்பார்க்குறோம் அது மேலே இருக்கிற ஒரு க்ரீன் கலர் லைன் அதான் ஃபஸ்ட் டாரட் அதுக்கு மேலே இருக்க லைன் வந்து செகண்ட் டாரட் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணும் டெய்லி நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட்டை பார்த்தே ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி இந்த லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது ஜென்ரேட் ஆன ஒரு கால் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஷோ பண்ணலான்னு அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நம்ம பை கால் வந்து பார்க்குறோம் பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ அடுத்து வந்து ஒரு செல் காலும் வந்து நம்ம வந்து ஷோ பண்ணுறோம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ட்ரெண்ட் தான் ஒன்று பை பண்ண போகிறோம் இல்லாட்டினா செல் பண்ண போகிறோம் இப்போ நமக்கு பை கால் வந்து வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் தான் வந்து வரும் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு ரிப்பீட் ஆகாது ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட் சார்ட் ஓப்பன் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு ட்ரெண்ட் இருக்குன்னா நீங்கள் அடுத்து ஃப்ரெஷ்ஷாக எதிர்பார்க்குறது நெக்ஸ்ட் ட்ரெண்டே வந்து எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்னுடைய வாலட்டே நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்ட்ரிஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதை நம்ம பயன்படுத்தி ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணலாம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல்பிங் டெக்னிக் ஸ்கேல்பிங் மெத்தடை பேஸ் பண்ணி தான் வந்து எடுத்திருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மினிட்லேயே அப்ளை பண்ணலாம் ஒன் மினிட்லேயே அப்ளை பண்ணலாம் ஒன் மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கண்டிப்பாக வந்து நுணுக்கமாக வந்து அனலைஸ் பண்ணும் என்ட்ரிஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து இருக்கும் ஃபைவ் மினிட் பார்த்தீங்கன்னா ஒரு டேயை வந்து ரொம்ப இதுவாக அனலைஸ் பண்ணும் அதில் நமக்கு ஒரு நாளைக்கே ஒரு என்ட்ரி இல்லாட்டி ரெண்டு என்ட்ரி அந்த மாதிரி தான் வரும் மேக்ஸிமம் இப்போதைக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது ஸோ ஒரு என்ட்ரி தான் வந்து மேக்ஸிமம் வந்து வருது ரெண்டாவது என்ட்ரிலாம் வர மாட்டேங்குது ஒன் மினிட்டில் ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் நமக்கு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஆல்ரெடி மார்க்கெட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் க்ரூட் ஆயில் ஆக்சுவலி நல்லா ஏறிக்கிட்டே தான் இருக்குது தொடர்ந்து ரைசிங்லேயே தான் இருக்குது ஸோ அதில் எந்த இடத்துல வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு சார்ட் சொன்னால் நல்லாயிருக்கும்ல ஸோ அந்த மாதிரி தான் இந்த சார்ட் வந்து நமக்கு மார்க்கெட் ஏறுதுன்னு தெரியுது நல்லா வந்து ரொம்ப நாளாக வந்து ஏறிட்டே தான் இருக்குது குரூடாயில் அது எந்த இடத்துலலாம் இன்ட்ராடேல வாங்கி நம்மளால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும்னு தெரிஞ்சுன்னா நம்மளால் ஈஸியாக பண்ண முடியல அந்த மாதிரி தான் இந்த சார்ட்டு இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ இப்போ நமக்கு பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி த்ரீல evening market five thirty market அதுவே வந்து இவ்வளோ ஸ்லோவாக தான் இருக்குது ஸோ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பீக்கில் இருக்குது ரொம்ப ஹை கிட்டக்க இருக்குது டெய்லி நியூ ஹை போகிறனால மூவ்மெண்ட் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஸ்லோவாக வந்துருக்கு இதே நார்மல் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சிலலாம் க்ரூட் ஆயில் இருக்கும்போது இந்த நேரத்துலலாம் ஒரு ஒரு கேண்டிலுக்கு டென் டென் பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு இப்போ ஒரு ஒரு ஒரு கேண்டிலுக்கு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதில் நமக்கு எப்படி கால்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு எப்படி ரீச் அவுட் ஆயிருக்கு ஸோ இது பார்க்குற மூலமாக உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இதனுடைய மூவ்மெண்ட்ஸை பற்றி அதே மாதிரி கால்ஸும் இதில் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகணும் நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டக்க வந்திருக்கு ஆக்சுவலி ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கே வந்துருச்சு ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டக்க ஒரு ரெண்டு கேண்டிலில் ஏறிச்சு பட் ஆனால் அந்த ஃபஸ்ட் டாரட்டில் ஒரு ஒரு பாயிண்ட் பக்கத்தில் வந்துட்டு ரொம்ப நேரமாக ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆக்சுவலி ட்ரேடிங் போகுது இப்போ நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு சிக்ஸ் டெனுக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு ஃபைவ் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் தேர்ட்டி செவன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏறி இருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிற கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகுது ஸோ நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு ஜென்ரேட் ஆச்சு அப்பிலேருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பை வந்த ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் போச்சு ஒரு ரெண்டு பாயிண்ட் மூமெண்ட் அங்கே முன்ன பின்ன மேலே கீழே மேலே கீழேன்னு போயிட்டே இருந்துச்சு பட் ஒரு சடனாக ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏற ஆரம்பிக்குது அந்த மூமெண்ட்டில் அந்த ஸ்பீடு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறனால டபக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டார்கெட் வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே அச்சீவ் பண்ணியிருக்கேன் ஆஃப்டர் சிக்ஸ் ஓ கிளாக்கில் ஸோ இப்படி தான் நமக்கு இன்றைக்கி ஜென்ரேட் ஆன பை கால் பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு அடுத்து நம்ம செல் கால் பார்க்கலாம் நமக்கு வந்து பைக்கால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா ரைஸ் ஆச்சு செகண்ட் டாரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி five thousand hundred and seventy range வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போச்சு ஸோ அங்கேருந்து ஒரு செவன் டென்னுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆச்சு ரிவர்ஸ் ஆனது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல் காலாக ஜென்ரேட் ஆயிருக்கு ஃபைவ் ஒன் தேர்ட்டி டூவில் செல் வந்திருக்கு ஃபஸ்ட் டாரெட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் ஒன் நைன் காட்டுது ஸோ இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்தது நமக்கு பைக்கால் ஸோ அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஜென்ரேட் ஆன பைக்கால் ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி த்ரீல கண்டினியூஸ் ரைசிங்கில் ஏறிட்டே இருந்துச்சு first first target break out பண்ணுச்சு சிக்ஸ் டென்னுக்கு அதுக்கப்புறமா ஒரு செவன் ஓ கிளாக் கிட்டக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி ஏறிட்டு அங்கேருந்து மார்க்கெட் நல்லா இறங்கிக்கிட்டே இருந்துச்சு தொடர்ந்து டவுன் வந்தனால நமக்கு பிரேக் அவுட் டவுன் சைடு ஆனதுனால நமக்கு செல் கால்னு சொல்லி ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா full and full trend basis தான் கேண்டில்ஸ் வந்து எப்படி மூவ்மெண்ட் பண்ணுது அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் கண்டினியூஸ் டவுனு நம்ம வச்சிருக்க பிரேக் அவுட்லாம் பிரேக் அவுட் ஆனால் நமக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு செல் கால்ன்றனால கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு பைக் கால்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆன மாதிரி நமக்கு செல் கால்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் அது பக்கத்துலேயே செல் அட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் தேர்ட்டி டூ கீழே இருக்க ரெண்டு ரெண்டு கலர் லைன் பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒன் அண்ட் டூ மேலே இருக்க லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸும் வரும் கேண்டிலோட கலரும் சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட் ஒன் செகண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் ஓப்பன் ஆகிற பாயிண்ட்லேயே நமக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிடும் நீங்கள் பார்த்தோன்னே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆயிருக்குன்னு ஜஸ்ட் கேண்டிலுடைய கலரை பார்த்தாலே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கிடச்சிருக்க இந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டக்க வந்திருக்கு five one seven twenty two ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ரொம்ப நேரமாக அந்த டுவெண்ட்டி டூவில் போய்கிட்டு இருக்க ரேஞ்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் ஒரு பாயிண்ட் பக்கத்தில் வந்துச்சு இன்னும் ஒரு ஒரு பாயிண்ட் தான் வந்து தேவை இப்போ ஒரு பாயிண்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ நமக்கு ஜென்ரேட் ஆன பைக் செல் கால் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் தேர்ட்டி டூவில் ஜென்ரேட் ஆச்சு அது நமக்கு ஜென்ரேட் ஆனது வந்து ஒரு செவன் தேர்ட்டி ஃபோருக்கு ஜென்ரேட் ஆச்சு ஃபைவ் ஒன் தேர்ட்டி டூவில் அப்போ ஜென்ரேட் ஆன செல் கால் மேலே ரைஸ் ஆனாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குச்சு இறங்கையில் இப்போ நமக்கு ஒரு எயிட் ஃபிஃப்டீனுக்கு அப்புறமா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு பைசல்னு சொல்லிட்டு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணோம் அதே மாதிரி கேண்டில்ஸ்னுடைய கலரும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்தோன்னே வந்து புரிஞ்சுக்கலாம் இப்போ ட்ரெண்ட் என்ன நெக்ஸ்ட் ட்ரெண்ட் என்ன எதிர்பார்க்கலாம்னு கூட உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டிலுடைய கலர் சேஞ்சே ஆகாது செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் இப்போ உங்களுக்கு கேண்டில்ஸ் எல்லாமே ரெட் கலர்லேயே இருக்க மாதிரி பையிங் ட்ரெண்டுக்கு க்ரீன் கலர்ஸில் இருக்கும் ஸோ இதை பார்த்தோன்னா யார் வேணாலும் ட்ரேடிங் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் அந்த சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும் இதை பார்த்தாலே நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரோபோ ட்ரேடிங் வேணும்னாலும் அதுக்குன்னு தனி சாஃப்ட்வேர் இருக்குது அதையும் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அது மூலியமாகவும் நீங்கள் டெய்லி ஜஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி வச்சாலே போதும் அதுவே ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இதை இன்ஸ்டால் பண்ணி நீங்களே டெய்லி இதை பார்த்து ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ